அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க குரு பயிற்சிக்கு உண்டான தேதி வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா தன் ராசிக்கே குரு பகவான் வர்றதுனால ரொம்ப சிறப்பு தான் ஜென்ம குருவா வராரு அப்படின்றது சில பேர் வந்து பயமுறுத்துவாங்க ஜென்ம குருவா இருக்காரு அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க குரு பகவான் குரு பயிற்சியை மட்டும் நம்ம சொல்றது இல்ல ராகுகேது எப்படி இருக்காரு சனி பகவான் எப்படி இருக்காரு குரு பயிற்சி எந்தெந்த இடத்துக்கு பாக்குறாரு பார்வைகள் எந்தெந்த இடம் விழுது அப்படின்றத நம்ம டோட்டலா எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் கும்பராசிக்கு அதனால வந்து கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா வராரு அது சிறப்பு தான் அதனால நீங்க பயப்பட தேவையில்ல பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய சம்பாரிச்சிருப்பீங்க கடந்த ஒரு ஐந்து வருடமா வந்து நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க அதை வந்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது சில பேருக்கு தசா புத்தி தகுந்த மாதிரி மாறும் எல்லா கும்பராசிக்கும் இப்படிதாங்க இருக்கும் அப்படின்றத நான் சொல்லல சில பேர் ஏழ்மையிலையும் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க சில பேர் அதுல கோடீஸ்வரங்களும் இருப்பாங்க நடுத்தர மக்களும் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து ஆவரேஜ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்காங்க உங்க தசா புத்தி பொறுத்து லக்கணத்தை பொறுத்து எல்லாமே மாறும் நம்ம டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இதனால இது பொதுவான கருத்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் கும்பராசிக்கு நல்லா இருக்குது நீங்கள் கவலைப்படுதுங்க ஆனால் எல்லாருக்குமே கும்பராசிக்கு உண்டானவங்களுக்கு விரயங்கள் நடக்கும் அதாவது தேவையில்லாத செலவுகள் இப்போ வந்து நீங்கள் அது சுப செலவுகளாக மாற்றிக்கணும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள் வாங்குறது இல்லை நீங்கள் வண்டி வாங்குறது ஒரு ஃபோர் வீலர் டூ வீலர் வாங்குறதுல உங்க வந்து நீங்கள் சேர்த்துறதுக்கான விஷயங்கள் அது வந்து சுப விரயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து விரைய செலவுனா மெடிசன் செலவு தேவையில்லாத செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகள் வரதுனால நீங்கள் அதை தவிர்த்துட்டு சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால விரயங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடமாக பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறையா சம்பாரிச்ச காசு எல்லாமே நீங்கள் இதில் செலவு பண்ணியிருப்பீங்க இந்த கொரோனா டைமில் நிறையா வந்து இழந்திருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது நிறைய விஷயங்கள் பணம்லாம் இழந்திருப்பீங்க அதனால இப்போ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டு கோடி தனஸ்தானாதிபதி பதினொன்று கோடி லாபஸ்தானாதிபதி குரு பகவான் தன் வீட்டுக்கே வராரு அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது வந்து நல்லா இருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் இதோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு பூர்வ புண்ணியத்தை பூர்வீக சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரதுக்கான காலகட்டம் தான் இதுன்னு சொல்லலாம் ஐந்தாம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை குறிக்குது அதனால பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் பெருமை மகிழ்ச்சி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆனந்த நிலை கொடுக்கலாம் பிள்ளைகளால் நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது கும்பராசிக்கு அதே மாதிரி வந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த தடவை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இப்போ இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏப்ரல்குள்ளே ஒரு கன்ஃபார்ம் ஆகிடுது ஒரு நிச்சயதார்த்த மாதிரி பண்ணிக்கிறீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து விரைஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அதனால பயப்படணும்னா பயப்படவே தேவையில்லை ஏன்னா கும்ப வீட்டுக்கு உண்டான அதிபதியும் சனிதான் மகர வீட்டுக்கு உண்டான அதிபதியும் சனிதான் ஆனா என்ன ரெண்டுக்கும் வேரியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானா இருந்தாலும் கர்ம வினையே கொடுக்கிறவரு இவர் தான் அதனால நீங்க யாருமே நம்ம யாருமே தப்பிக்க முடியாது அதாவது பன்னெண்டு ராசிக்கும் சரி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி சனி பகவான் இருந்து மட்டும் நம்ம தப்பிக்கவே முடியாது கர்ம வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் எப்படிங்க எனக்கு ஃபேவரபிள் தானே சனி பகவான் வந்து தன் வீட்டுக்கு உண்டான அதிபதி தானே அப்படின்னு சொல்லி கும்பத்தும் மக்கரமும் நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பா உங்க அதிபதி தான் உங்க வீட்டுக்கு உண்டான அதிபதி தான் சனி பகவான் நான் அது இல்லைன்னு சொல்லல ஆனா முன் ஜென்மத்துல பண்ணக்கூடிய பாவ பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணீங்க கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருப்போம் மனசு அடுத்தவங்க மனசு கூட காயப்படுத்திருக்கலாம் அதற்குண்டே தண்டனை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நடக்கும் அதாவது ஏழரை வருஷத்துல நடக்கும் அஷ்டமசனில் நடக்கும் ஜென்ம சனி அதாவது ஏழரை சனிலே இந்த ஒரு விரைய சனி ஜென்ம சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பாத சனின்னு இதில் எல்லாமே வந்து நம்ம அனுபவ அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் கடைசியா முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மையை கொடுத்துட்டு தான் போவார் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம ப்ரெஷரை வந்து நம்ம அனுபவிப்போம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழரை வருஷத்தில் இருக்குன்னா ஒரு ஆறு வருஷம் கண்டிப்பாக நம்ம அனுபவிப்போம் கடைசி ஒரு ஒன்றரை வருட காலம் வந்து நம்மளோட தலையெழுத்தையும் அவர் வந்து மாற்றிட்டு போவார் ஏன்னா இவ்வளோ கர்மாவை நம்ம கொடுத்து நம்ம அனுபவிச்சிட்டோம் அந்த பேர்டனை வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா கடைசி காலகட்டம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்மையை வந்து ஒரு கொடுத்துட்டு போவார் அதாவது நிரந்தரமான ஒரு தொழில் நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வீடு நிரந்தரமாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் நடந்து அது ஒரு சுப நிகழ்ச்சிகளாக கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அவர் போவார் அதில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை வந்து கொடுத்துட்டு போவார் எனக்கு கர்ம வினையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இல்லைங்களா கடைசி காலகட்டம் ஒரு ஒரு வருடம் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி அவர் வந்து அந்த பேர்டனை வந்து குறைப்பார் ஏன்னா அந்த காலகட்டம்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு ஆறு வருஷம் கடுமையான ஒரு போராட்டம் கஷ்டங்கள் பண விரயம் பொருள் விரயம் மன கஷ்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே அனுபவிப்பீங்க அதாவது நீங்கள் பயமுறுத்தல உங்களை கும்பராசிக்கு மட்டும் இல்லை மகர ராசிக்கும் அதான் சொல்கிறேன் துலாம் ராசிக்காரங்க கூட நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க துலாம் ராசி வந்து சனியோட வீடு தானே நட்சத்திரம்லாம் சுவாதி நட்சத்திரம் எல்லாமே வந்து சனியோட இடம் தானே அதனால் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க சனி வந்து த அவருடைய வந்து அவருடைய இடம் வந்து அவருக்கு என்ன வேலையோ அந்த கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிடுவார் அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அவர் வந்து விட்டு வைக்க மாட்டார் அதனால் மகரமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி இதனால் நம்ம தர்மத்தை செய்யணும் நிலநாட்டணும் கரெக்டானபடி கடைபிடிக்கணும் அதே மாதிரி உதவிகள் செய்யணும் இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு உதவி செய்யணும் சனி பகவான்னா அதுதான் நிறைய லேபருக்கு இல்லாதவங்க பிச்சைக்காரங்களுக்கு லேபர் வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கரெக்டாக கொடுக்கணும் கூலி நம்ம சரியாக கொடுக்கல அப்படின்னா அதோட பாதிப்பு கூட நீங்கள் அனுபவிப்பீங்க ஒரு கூலி கரெக்டாக கொடுக்கல ஒரு வேலை செய்கிறாங்க நம்மளுக்கு இல்லை லேபர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா கரெக்டானபடி சம்பளம் கொடுக்கணும் அவங்க சந்தோஷம் அடையணும் அவங்க நிம்மதி அடையணும் அடையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் வரும் மைனஸாக வரவே வராது யாருக்கும் தெரிஞ்சு தெரியாமல் நீங்கள் துரோகம் பண்ணவே கூடாது இல்லாதவங்களுக்கு நிறைய செஞ்சு பழகுங்க லேபர்ஸ்க்கு நிறைய பண்ணுங்க பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லை சில்லறையை தேடாதீங்க யாருமே இப்போ இருக்கு எல்லாரும் என்ன பா சில பேர் பண்ணுறது தவறுகள் சொல்கிறேன் நிறைய பேர் நிறையா செய்கிறாங்க இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இல்லாதவங்களுக்கு டெஃபண்டம் ஸ்கூலுக்கு இல்லை முதியோர் இல்லத்துக்கு நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க வாலண்டியரே கண்டிப்பாக பண்ணுறாங்க அதை நான் ஏற்றுக்கணும் சில பேர் நான் இதில் வந்து சில பேரை தான் சொல்கிறேன் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிட்டு சில்லற போடுறது பொறுக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் போகிறதுனால பத்து இருபது ரூபாயாவது போட்டால் தான் அவங்க இட்லியாவது வாங்கி சாப்பிடுவாங்க இல்லாதவங்க ரொம்ப வயதானவங்க கை கால்லாம் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சமாவது நீங்கள் வந்து தான தர்மத்தை நீங்கள் அதிகரிக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி டைமில் பறவைகளுக்கு உணவு கொடுங்க தயவு செஞ்சு அது ஒரு விஷயம் பண்ணுங்க பறவைகளுக்கு உணவு கொடுங்க அடுத்து பைரவர் வழிபாடு பண்ணுங்க பைரவரோட வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு உணவு கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அதுக்கு வயிறு நம்ப வந்து உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது அது உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி நல்லது நிறைய செய்யுங்க கெட்ட விஷயங்கள் நம்ம யாரும் தெரிஞ்சே செய்யறது இல்லைங்க தெரியாமல் சில தவறுகள் தான் பண்ணுறோம் எல்லாருமே தெரிஞ்சுதான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்லாம் கிடையாது நம்ம தெரியாம சில பேர் பண்றாங்க தெரிஞ்சும் சில பேர் பண்றாங்க ஆனா சில விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு அதை வந்து போக்கிக்கோங்க ஏன்னா கர்மவினை கொடுக்குறவரும் அவர் தான் சனி பகவான் அட சும்மா விட மாட்டாரு கணக்கு கணக்குப்படி நம்மளுக்கு என்ன வரணுமோ அது கண்டிப்பாக வரும் அந்த வீரியத்தை குறைக்கும்னு நான் சொல்ல வரேன் இப்போ நூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் கம்மியாகும் இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது கும்பத்துக்கும் இதே தான் நான் சொல்கிறேன் இப்போ ம மகரத்துக்கும் இதுதான் தான் சொன்னேன் கும்பத்துக்கும் இப்போ இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நம்ம எல்லாரும் சனியோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தப்பு தவறு இல்லை இருந்தாலும் வந்து உதவிகள் அதிகமாக நீங்கள் செய்யுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலிமா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படி விட்டுற மாட்டாரு கஷ்டங்களை பல துன்பங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கொடுக்கறது யாருமே நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்த முடியாது அதனால வந்து அவர் அந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பாரு ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு போவார் அது தொழிலாகட்டும் வீடாகட்டும் வேலையாகட்டும் திருமணம் நடக்கிறதாகட்டும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை தான் கொடுத்துட்டு போவார் கடைசியா அதனால அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன துன்பங்களை வந்து நான் அனுபவிச்சு தானே ஆகணும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சந்தோஷமா இருந்தோம் இப்போ அந்த பனிஷ்மெண்ட்டான டைம் அப்படின்னு வருதுன்னா அப்போ நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா ஜென்ம குருவாக வர்றதுனால குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்காது பன்னெண்டாம் இட விரைஸ்தானத்தை இருக்கிறதுனால சின்ன ப்ராப்ளம் வரும் அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க மற்றவங்களுக்கு நிறைய செய்யுங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசு ஒரு பத்து சதவீதம் பத்து பர்சன்டேஜ் வந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க அட்லீஸ்ட் பத்து கொடுக்கலாம் கூட அஞ்சு பர்சன்டாவது எடுத்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க அது உங்கள் காசு இல்லைன்னு நினச்சிக்கோங்க அதை எடுத்து வச்சிருங்க ஏன்னா கடன் வாங்குறது இதெல்லாம் எப்படிங்க நம்மளுக்கு மிஞ்சி தான் தானம் தருமோன்னு சொல்கிறீங்க கரெக்டு தான் அது கரெக்டான விஷயம் இருந்தாலுமே இப்போ நம்ம பார்த்து தானே உருவாக்கிட்டோம் கடனை உருவாக்குறது பிரச்சனை உருவாக்கல நம்மளால தான் பார்த்து உருவாக்கிறோம் அதனால் நம்ம சம்பாதிக்கிற சம்பளம் வந்து லாபத்தில் வரக்கூடிய ஐந்து சதவீதம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும்னு நான் சொல்ல வரேன் இந்த பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் மன வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி வந்து ஏழாம் கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கலத்திரஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு அதோட சுபர்கள் பார்வை இருக்கா அசுபர்களோட பார்வை இருக்கா எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு எல்லாமே நம்ம பார்த்தா தான் வந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம தீர்மானம் பண்ண முடியும் எல்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது கும் மகராசி கும்பராசிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியும் கீழே என் நம்பர் இருக்குது நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்குறேன் பார்க் பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் கும்பராசி பயமுறுத்துறன்னு நினைக்க வேணாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பாக்குறதுனால சிறப்பு தான் ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிவிங்க நீங்கள் ஏப்ரல்குள்ள அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கக்கூடிய இடம் தந்தைக்குண்டான கிரகம்னு சொல்லலாம் தந்தை வழி உறவு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் தந்தை மூலயமா உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் இதனால் வரைக்கும் மனக்கசப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி தந்தைக்குண்டான உதவிகள் தந்தை மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமான ஒரு சுமூக நிலைகள் அனுபவிப்பீங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரும் அதே மாதிரி வந்து ஒரு கோயில் பிரயாணம் அதாவது வந்து சுற்றுலா செல்வீங்க அது வந்து உங்களுக்கு கோயில் கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு சுற்றுலா திருத்தலங்களுக்கு அதை சிவனுடைய வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு உண்டான காலகட்டம் அதாவது ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே நீங்கள் வந்து கோயில் பிரயாணங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க கண்டிப்பாக போகிறதுக்கான காலகட்டம் தான் இது ஏன்னா குரு பகவான் கரெக்டாக ஒன்பதாம் இட பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு நம்ம வந்து கோயில் உண்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க கோயில் வந்து புதுப்பிச்சு கட்டுறக்கூடிய காலகட்டமும் இருக்குது கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுப்பீங்க கோயிலை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த விஷயம் எல்லாமே நீங்க வந்து திருப்பணிகள் வந்து செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது கண்டிப்பா வந்து கோயிலுக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்ணுவீங்க அதே மாதிரி கோயிலுக்கு நீங்க போறதுக்கான காலகட்டம் தான் இது ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கான டைம் வந்து இந்த ஏப்ரல்குள்ள கண்டிப்பா நீங்க போயிட்டு வருவீங்க அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு சிவன் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க பைரவரோட வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க உங்க எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அது சுமூகமாகும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க கும்பராசிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்கும் அது இல்லைன்னே சொல்ல முடியாது இப்ப விரயஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால ஏழரை சனி வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதுனால தேவையில்லாத விரயங்கள் தான் ஏற்படுது அதனால் அதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி அட்டகாசமாக இருக்குங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்